வணக்கம் bank Nifty future one minute chart இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் சிக்ஸ்த் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஆக போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இன்றைக்கி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் கால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் கால் தான் ப்ரீவியஸ் டே மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகிற த்ரீ தேர்ட்டிக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்தபடி க்ளோசிங் அந்த க்ளோசிங்னுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் இருந்துச்சு பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ் ஓப்பனிங் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபால் ஸோ தொடர்ந்து ஒரு செவன் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்ததில் நமக்கு இப்போ downside market break out அந்த பிரேக் அவுட்னால பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ செல் கால் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்குன்னு பண்ணுறனால நமக்கு இப்போ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யார் வேணாலும் சரி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க இதில் கால்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ அப்படி நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்திருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு thirty five two seventy nine point seventy அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் போதில் அதான் என்ட்ரி குரிய லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் எல்லாமே first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா stop loss line so entry point குரிய லைன் வரும்போது ஃபியூச்சர் ட்ரேடர்ஸாக இருந்தீங்க பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த என்ட்ரி பாயிண்ட்டில் எடுத்துக்கலாம் அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வரும்போது நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணி ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty five thousand one ninety one பாயிண்ட்னு இருக்குது ஸோ நமக்கு வந்து ஒரு எயிட்டி எயிட் பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது இந்த எயிட்டி எயிட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லா டவுன் சைட் இறங்குதான்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆகுது செல்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஜஸ்ட் செவன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் கரெக்டாக பிரேக் அவுட் வந்து கொடுக்குது thirty five thousand two seventy nine point செவன்ட்டியில் நமக்கு செல்கா ஜெனரேட் ஆச்சு கரெக்டாக இப்போ லோ பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபஸ்ட் ஆர்ட்டை ரொம்ப க்ளீனாக பிரேக் அவுட் பண்ணி ஒரு நைன்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒன் எயிட்டி எயிட்லாம் லோ போயிடுச்சு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா weekly put option thirty five five hundred put option பார்க்குறோம் ஸோ நமக்கு புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் செவன்ட்டி ரேஞ்சில் பைக்கால் வந்திருக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபியூச்சர் பார்த்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டை பயன்படுத்தி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம் டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு எந்த மணி ஆப்ஷனில் அப்ளை பண்ணி அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ